வணக்கம் ஓம் சிவோம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா சுமங்கலி பெண்கள் அனுஷ்டிக்க வேண்டிய காரடையான் நோன்பு காரடையான் நோன்புனா என்ன அதோட பின்னணி என்ன அதில் வர கதை என்ன அதுக்கு என்னென்ன பட்சணங்கள் செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாசியும் பங்குனியும் கூடுற வேலையில் நொறுக்கப்படுவது தான் காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்கிறாங்க கணவரோட ஆரோக்கியத்துக்காகவும் தீர்க்க ஆயுளுக்காகவும் செய்யப்படிய செய்யப்படுற காரடையான் நோன்பு இந்த வருஷம் பதினாலாம் தேதி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று கடைபிடிக்கப்படுகிறது இதை வந்து காமாட்சி நோன்பு கௌரி நோன்பு சாவித்ரி விரதம் சாவித்ரி நோன்புன்னு பல பெயர்கள்ல கூப்பிடுறாங்க இந்த நோன்பு வந்து கடவுளுடைய ஆயுளை அதிகரிக்கும் அப்படின்றத நம்புறாங்க கற்பில் சிறந்தவளான சாவித்திரி வந்து தன்னுடைய கணவனோட ஆயுள் காலம் முடிஞ்சு போனாலும் கூட இந்த நோன்பு நோற்று அந்த கணவனை திருப்பி உயிரோட கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க முதல்ல காரடையான் நோன்புக்கு நம்ம என்ன பட்சணங்கள் படைக்கணும் என்ன நெய்வேதனம் செய்யணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பெண்கள் காரடையான் நோன்புக்கு படைக்கிறதுக்கும் விரதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிட்றதுக்கும் காரடையான் நோன்பு அடை அப்படின்னு ஒரு பட்சணம் செய்கிறாங்க இந்த பட்சணம் எப்படி செய்யறதுன்றத செய்முறையை பற்றி பார்க்கலாம் தேவையான பொருட்கள் வறுத்த பச்சரிசி மாவு ஒரு கப் காராமணி கால் கப் தேங்காய் கீறியது அரை கப் வெல்லம் ஒரு கப் ஏலக்காய் தூள் ஒரு டீஸ்பூன் தண்ணீர் ரெண்டு கப் இப்போ காராமணியை வேக வச்சு வடிச்சு வச்சுக்கணும் ஒரு பாத்திரத்தை எடுத்து ரெண்டு கப் தண்ணி விட்டு வெல்லத்தை போட்டு நல்லா கொதிக்க விடணும் பின்னர் வெல்லம் நல்லா கரைஞ்சு தண்ணி கொதிக்கும் போது காராமணி தேங்காய் துண்டு ஏலக்காய் பொடி இதெல்லாம் சேர்த்து வறுத்து வச்சிருக்க மாவை ஒரு கையால் கொட்டி இன்னொரு கையால் நல்லா கட்டிப்படாமல் கிளறிட்டே இருக்கணும் மாவு நல்லா வெந்ததும் கையில் லேசாக எண்ணெய் தடவி அதில் இந்த மாவை உருட்டி வச்சு அடை போல் தட்டி வாழை இலையில வச்சு வச்சு வச்சிடணும் அதை இட்லி பாத்திரத்தில் வச்சு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துடணும் இதுதான் காரடையான் நோன்பு அடை இப்போ இந்த காரடையான் நோன்பு அடை ரெடி சுமங்கலி பெண்கள் வந்து தங்கள் கணவர்கள் நீண்ட ஆளோட இருக்கணும் தேக ஆரோக்கியத்தோடு இருக்கணும் நான் வந்து சி தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் அப்படின்னு இருக்கிற நோன்பு தான் காரடையான் நோன்பு இந்த நோன்பு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சாவித்திரி நோன்பு அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக இந்த நோன்பு மாசி மாதம் முடிகிற நேரம் பங்குனி மாதம் பிறக்கிற நேரம் அப்படின்ற நேரம் வந்து சங்கிரண சங்கிரமண காலம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காலத்தில் தான் அனுஷ்டிக்கப்படுது கணவனை வந்து யமன்கிட்ட இருந்து மீட்ட சாவித்திரியின் கதையை வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த கதையோட பின்னணி தான் இந்த நோன்போட பின்னணி அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக காரடை காரடைய நோன்பு அன்னைக்கு காரடை அப்படின்ற பட்சணத்தை செஞ்சு விரதம் இருக்கிறதுனால இது காரடைய நோன்புன்னு சொன்னாலும் காரடைய நோன்போட தத்துவமே வேற கார் அப்படின்னா இருள்னு அர்த்தம் இருள் சூழ்ந்திருக்கும் எமப்பட்டினத்தை அடையாதவர் தான் கார் அடையார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விரதத்தை சுமங்கலிகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய கணவன்மார்கள் எப்பயுமே எமப்பட்டினத்தை அடைய மாட்டாங்க அப்படின்றது தான் இந்த நோன்போட பேர் காரணம் சரி இந்த காரடையன் நோன்பு எப்படி இருக்கிறது அப்படின்றத பல பேர் கேட்கலாம் அதுக்கு இதோ விடை காரட்டன் நோன்பு அன்னைக்கு காலையில சுமங்கலி பெண்கள் வீட்டை கழுவி பசுஞ்சாணத்தால வாசலை மொழுகி அரிசி மாவுல கோலமிட்டு காவி வண்ணம் தீட்டி வாயில்க வாசல்ல வந்து மஞ்சள் குங்குமம் பூசி மாவிலை தோரணம் கட்டி அலங்கரிச்சு வைக்கணும் வீட்டை பூஜை அறையில் வந்து ஒரு பெரிய மரப்பலகையில கோலமிட்டு குத்து விளக்கில் ஐந்து முகத்தையும் ஏற்றி அதில் வந்து சாவித்ரி தேவியை அலங்கரித்து வழிபடணும் மங்கள் மஞ்சள் சரடு வந்து அதாவது தாலி கயிறு மாதிரி மஞ்சள் சரடு இருக்கும்ல அதை பூஜிச்சு திருமாங்கல்யத்தோடு சேர்த்து அணிஞ்சுக்கணும் சாவித்ரி தேவி வந்து காட்டில் விரதம் இருக்கும்போது கார அரிசியில் காராமணி பயிர் சேர்த்து வெண்ணெய் கலந்து செஞ்ச வெள்ளை அடை மற்றும் கார அடைகளை நிவேதனமாக செய்கிறாங்க அதோட நினைவாக இன்னைக்கும் காராடையும் வெள்ளாடையும் நிவேதனம் செய்யப்படுது இந்த நிவேதனம் செஞ்சு கற்பூர ஆரத்தி முடிஞ்சு மஞ்சள் சரடை வந்து மாங்கல்ய சரடோட கணவனை நினச்சிக்கிட்டு நம்ம அணிஞ்சுக்கணும் கணவனை ஃபஸ்ட்டு நமஸ்கரிக்கணும் அதுக்கப்புறம் பின்னர் மாமனார் மாமன் மாமியாரை நமஸ்கரிச்சுட்டு கணவருக்கும் மாமனார் மாமியாருக்கும் கார அடைகளையும் வெள்ளை அடைகளையும் பிரசாதமாக கொடுக்கணும் வீட்டுக்குள்ள மற்ற எல்லா பெரியவங்கள்கிட்டையும் ஆசிர்வாதம் வாங்கிட்டு சுமங்கலி பெண்கள் வந்து காரடை அல்லது வெள்ளை அடையை சாப்பிட்டுட்டு அவங்களோட நோன்பு முடிச்சுக்கணும் சில அடைகளை அடுத்த நாள் காலையில் வச்சிருந்து பசு மாட்டுக்கு வந்து கொடுக்கணும் இந்த கார் அடைகளை ப கடவுளுக்கு படைக்கிறதுக்கு வாழை இலை கிடைக்கல அப்படின்னா பலா இலைகளோட சேர்த்து முடைஞ்சு படைக்கிறது வந்து ரொம்ப விசேஷமா சொல்லப்படுது இந்த நோன்பை அனுசரிச்சா கண்டிப்பா கணவனோட ஆயுள் விருத்தியாகும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் கணவனோட ஆரோக்கியம் பெருகும் கல்யாணமாகாத கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணமாகும் பிரிந்த தம்பதியர் வந்து கூடுவாங்க அப்படின்றது தான் இந்த நோன்பினுடைய முக்கியமான தத்துவம் அது மட்டும் இல்லாமல் இந்த நோன்போட மிக முக்கிய வரம் என்ன அப்படின்னா சௌமாங்கல்ய வரம் அதாவது தீர்க்க சுமங்கலி வரம் அப்படின்னு சொல்றாங்க இந்த பூஜையை முடிக்கிற வரை பெண்கள் வந்து எதையும் சாப்பிடக்கூடாது அப்படி என்னால முடியாது சில நோய்வாய்ப்பட்டவர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து உப்பு இல்லாத சக்கரவள்ளி கிழங்க சாப்பிட்டுக்கலாம் இல்லை பழங்கள் ஏதாச்சும் சாப்பிட்டுக்கலாம் ஆனால் மோர் தயிர் பால்னு எதுவும் சாப்பிடக்கூடாது ஏன் அப்படின்னா நம்ம வந்து கார் அடைகளை பசுவிற்கு தான் படைக்க போகிறோம் ஸோ பசுவை வந்து நம்ம ஒரு கடவுளாக கும்பிடுறனால அதனுடைய பாலை வந்து நம்ம உணவில் சேர்த்துக்க கூடாது அன்னைக்கு விரதம் இருக்கிற அன்னைக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மாசிக்கயிறு பாசி படியும் அப்படின்ற ஒரு சொலவடை உண்டு அதனால இந்த நாளில் புதிய மாங்கல்ய சரடு அணியிற வழக்கமும் இருக்கு தீர்க்க சுமங்கலி வரம் அருளும் இந்த காரடையான் நோன்புனை வந்து பக்தியோட சிரத்தையோட ஆழ் மனசுலேருந்து அனுசரித்து நம்ம கணவன்மார்களுக்கு தீர்க்க ஆயுள் வந்து வாங்கி கொடுக்கணும் அது நம்மளோட கடமை இது மட்டும் இல்லாமல் மாங்கல்ய பலம் பெறணும் அப்படின்னா பஞ்ச மங்கள தலம் சென்று பூஜித்து வந்தோம் அப்படின்னா நம்ம மாங்கல்யம் பலம் பலம் பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க ஊர் பெயர் என்ன அப்படின்னா மங்களக்குடி அம்பாள் பெயர் வந்து மங்களாம்பிகை இந்த தலத்தோட இறைவியை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா திருமண தடை நீங்கும் மாங்கல்ய பலம் நீடிக்கும் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் எல்லாம் கிட்டும் அப்படின்றது பக்தர்களுடைய அனுபவமாக சொல்கிறாங்க சரி இந்த காரடையான் நோன்பு எப்படி வந்தது அப்படின்னும் போது நம்ம சத்யவான் சாவித்திரி கதையை வந்து சொல்கிறாங்க சாவித்திரி அப்படின்ற ஒரு ராஜகுல பெண் வந்து சத்யவான் அப்படின்ற ஒரு சாதாரண ஒரு மனிதனோட காதல் கொள்கிறாங்க அப்போ வந்து தன்னோட விருப்பத்தை அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க அப்போ அவங்க தந்தை வந்து ஃபஸ்ட்டு மறுக்கிறாரு அதுக்கப்புறம் தன்னுடைய மகள் வந்து ரொம்ப முடிவாக இருக்கிறதுனால ஒத்துக்கும் ஒத்துக்கலாம்னு நினைக்கும் போது நாரதர் தோன்றி இன்னும் ஒரு வருஷத்துல சத்யவான் வந்து இறந்துருவாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி தெரிஞ்சும் சாவித்திரி வந்து தன்னோட முடிவை மாற்றிக்கல நான் கல்யாணம்னு ஒன்று பண்ணிக்கிட்டேன்னா நான் சத்தியவானை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்கிறாங்க அவரும் அவங்க சாவித்திரியோட தந்தையும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்ம சாவித்திரி வந்து அரச குல வாழ்க்கையை துறந்து சத்யவானோட வீட்டில் அதாவது காட்டில் ஒரு குடிசையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனால் அதுலேயும் சந்தோஷமாக தான் வாழ்கிறாங்க அவங்களோட தினசரி நிகழ்வுகள் எப்படி இருக்குது அப்படின்னா கணவனுக்கு தொண்டு செய்கிறது கணவனுக்காக பக்தியாக இந்த நோன்பு நோக்கிறது அப்படி தான் இருக்குது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தினமும் கடவுளுக்கு தீர்க்காயில் கொடுக்க கடவுள்கிட்ட தன்னுடைய கணவனுக்கு வந்து தீர்க்காயில் கொடுக்கணும் தீர்க்காயில் கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டே இருக்காங்க அப்போ வந்து பார்வதி தேவி அன்னை பார்வதி தேவி வந்து சிவனுக்கு காக செஞ்ச ஒரு நோன்பு அவங்களும் செய்கிறாங்க அந்த நோன்பு தான் காரடையான் நோன்புன்னு சொல்லப்படுது அந்த நோன்பு முடிச்சோடனே கடவுளுக்கு வந்து நிவேதனம் செய்கிறதுக்கு நெல்லை பொடி பண்ணி காராமணியை அவிச்சு அதில் ஒரு அடை செஞ்சு அதை வாழை இலையிலையும் பலா இலையிலையும் வச்சு படைக்கிறாங்க இந்த நோன்பு அவங்க கரெக்டாக செஞ்சுட்டே வந்துட்டே இருக்காங்க அப்போ சத்யவானோட ஆயுளும் முடிஞ்சிருது யமன் வந்து பாம்பு வடிவில் வர்றாரு சத்திவான் ஒரு நாள் காட்டில் விறகு வெட்டிட்டு இருக்கும்போது பாம்பு வந்து அவரை கொட்டிடுது அப்போ வந்து சத்தியவான் வந்து தள்ளாடிக்கிட்டே வந்து ஒரு வழியாக சாவித்திரி கிட்ட வந்து இந்த மாதிரி பாம்பு கடிச்ச விஷயத்த சொல்கிறாரு அப்போ சாவித்திரி வந்து நான் உண்மையான பத்னி பெண்ணாக இருந்தால் யமன் வந்து என் கண்ணுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து யமனும் வந்து சாவித்திரி கண்ணுக்கு தெரிகிறாரு சாவித்திரி அவங்க கிட்ட ரொம்ப போராடுறாங்க யமன் கிட்ட என்னோட கணவனை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்ணீர் மல்க ரொம்ப கெஞ்சி இறைஞ்சி கேட்குறாங்க ஆனால் வந்து யமன் வந்து ஒத்துக்கவே மாட்டுறாரு கடைசியாக சாவித்ரி தேவியோட கண்ணீரை அவரால் பார்க்க முடியலை ரொம்ப இறக்கப்பட்டு சத்யவானோட உயிரை தவிர நீ என்ன வரம் கேட்டாலும் நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு அப்போது சாவித்ரி தன்னோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி என்னோடய குளம் குலம் வந்து வாழையடி வாழையாக தழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரம் கேட்குறாங்க எவனும் யோசிக்காமல் அப்படியே ஆகட்டும்னு வரம் கொடுத்துட்றாங்க அப்போ தன்னோட கண்ணில் வழியிற கண்ணீரை தொடச்சிக்கிட்டு சத்தியவான் இல்லாமல் என்னோட குலம் எப்படி தலைக்கும்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க எவனுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல வேற வழியே இல்லாமல் சத்தியவானோட உயிரை திருப்பி கொடுத்துட்றாங்க இந்த மாதிரி எவனே வந்து எடுத்துட்டு போன உயிரை கூட ஒரு சுமங்கலி பெண்ணால திருப்பி வாங்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி சாவித்திரி தேவியோட பக்தியும் அன்பும் கற்பும் தான் யமனை கூட வென்று தன்னோட கணவனோட உயிரை காத்தது இந்த மாதிரி இந்த காரடையான் நோன்பு தினமான ஞாயிற்றுக்கிழமை அன்று நம்மளை போன்ற சுமங்கலி பெண்கள் வந்து இந்த காரடையான் நோன்பு நூற்று நம்மளோட கணவன்மார்களுக்கு தீர்க்க ஆயுளையும் உடல் சௌகரியத்தையும் வழங்குவோமாக நன்றி ஓம் நன்றி ஓம் ஸ்ரீ ஓம் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை கேட்க ஓம் ஸ்ரீ ஓம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்